hi hello guys welcome to Paru media இன்றைக்கி நாங்கள் என்னது பார்க்க போகிறோம்னா கேஜிஎஃபோட ராக்கி பாய் பற்றி தான் நாங்கள் டே போகிறோம் அதாவது யாஸ் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெறும் முந்நூறு ரூபாய் கையில் வச்சுட்டு இன்னைக்கு இருநூறு கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்து யாஸ் நிறைய கஷ்டங்களை பார்த்த ஒருத்தர் இன்னைக்கு எப்படி பேன் இந்தியாவோட ஒரு டேரக்டராக ஒரு ஹீரோவாக மாறியிருக்காரு அவர் தான் அவர் ஹீரோவாக மாறினதுக்கு பிறகு தன்னோட அப்பாட்ட வந்து என்ன சொன்னார் அதுக்காக அவர் அப்பா கொடுத்த ரியாக்ஷன் என்ன நாங்கள் நீங்கள் எவ்வளோ பார்க்குறோம் வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் யாஸ் வந்து கர்நாடகாவில் புவனேகர்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் வந்து யாஸ் வந்து பிறக்கிறாரு யாசோட அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிரைவராக இருக்கிறாங்க மாதிரி அவங்களுடைய அம்மா வந்து ஒரு ஹோம் ஒய்ஃபாக இருந்தாங்க அதே போலதான் தான் வந்து யாசுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க யாசுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை நான் ஒரு ஹீரோவாகணும் ஒரு நடிகராக சொல்லி நல்லாவே ஆசை இருந்துச்சு அதே மாதிரி அவர் என்ன செய்யறாங்கன்னா சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஸ்கூல்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதோ அதில் டான்ஸ் போட்டி அதே மாதிரி ஆக்டிங் பண்றதுல எல்லாம் வந்து நிறையவே கலந்து கொண்டாரு ஸோ அதுலேருந்து அவர் நான் ஒரு ஹீரோன்னு வந்து செல்லு தெரிஞ்சுக்கிறார் அதே மாதிரி தான் அவங்களுடைய ஸ்கூலுக்கு இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரிலாம் வந்து இவருடைய நடிப்புகளை பார்த்து நீ ஒரு ஹீரோ ஹீரோன்னு சொல்லி குட்டி ஹீரோன்னு சொல்லி சொல்லி தெரிஞ்சிருக்கிறாங்க என்னதான் இவருடைய கனவு வந்து ஒரு ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசை இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து ஹீரோ ஆகுறேன்னு சொல்கிறது மிக மிக குறைவான விஷயம் ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகக்கிட்ட வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனை வந்து பெருசாக எதுவும் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க ஆனால் இவருக்கு விடாமுயற்சி விடாத கனவுனால தான் வந்து அவர் ஸ்கூல் லைஃப்பை முடிக்கிறார் ஸ்கூல் லைஃப்பை முடிஞ்ச அப்புறம் அவர் அப்பாட்ட அம்மாட்ட போய் கேட்குறாரு எனக்கு வந்து நான் நடிகராக வேண்டிய ஆசை ஒன்று இருக்குது சின்ன வயசுலேருந்து இருக்குது ஸோ நான் வந்து நடிகராக போகிறேன் நிச்சயமாக நடிகராக வேண்டி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவரோட அப்பா அம்மா சொல்கிறாங்க என்னென்னா நீ பெரிய ஸ்கூல் ஸ்கூல் போய் படித்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நல்ல வேலை எடுக்கணும் இப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து இவர் சொல்கிறாரு இல்லைம்மா நான் நிச்சயமாக வந்து ஹீரோ ஆகுவேன் நான் கட்டாயமாக நடிகர் ஆகுவேன் சொல்லி வீட்டில் வந்து வாதிடுறாரு பிறகு வந்து அவருடைய அம்மா அப்பான்னு சொல்கிறாங்க வந்து நீ போ ஆனால் உனக்கு வந்து நாங்கள் எந்த உதவியோ எந்த பண உதவியும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு யார் சொல்கிறாரு நீங்கள் வந்து எனக்கு எந்த உதவியுமே செய்ய தேவையில்லை நீங்கள் என்ன விட்டாலே போதும்னு சொல்லி தனது முயற்சிகளை வந்து கைவிடாமல் போக ஆரம்பிக்கிறேன் ஆனால் ஒன்றுங்க என்னண்டா வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுண்டா வந்து ஹை லெவலில் இருக்கக்கூடிய அதாவது பணக்காரங்களுடைய பசங்களே வந்து நிறைய தோல்வி அடைஞ்சு அதுலேயும் வந்து ஒரு சிலாக்கள் தான் வந்து வெற்றி பெறுவோம் ஆனால் இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் இவர் வந்து வெற்றி அடைவாரா என்று சொல்லி ஒரு சந்தேகம் இல்லாமல் இவர் நான் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோட அவர் வந்து முந்நூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு வந்து பெங்களூரில் போய் இறங்குறாரு அங்கே போய் பார்த்தாருன்னா அந்த பெரிய சிட்டியில் வந்து எங்கே சாப்பிட்ற எங்கே உறங்குற என்ன செய்கிறன்னு ஒன்றுமே தெரியாத நிலையில் வந்து கஷ்டப்படுறாரு அப்படியே நாள் போயிட்டு கூட வந்து அவரோட முயற்சியினால் வந்து அவருக்கான வாய்ப்புகளையும் தர்றாரு அப்படி வாய்ப்புகளை தேடும்போது அவருக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கிது அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிற அதாவது எப்படின்னா குறைந்த சம்பளத்துக்கு வந்து வேலைகளை செய்து கொண்டு வந்திருந்தார் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா அந்த பணத்தை வச்சு அங்கே இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வெளியே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு அங்கே பார்த்தோம்னா எப்படின்னா வந்து நிறைய அவரை வந்து கஷ்டப்படுத்திய மனது ரீதியிலாம் உடல் ரீதியில் வந்து நிறைய கஷ்டப்படுத்துகிறார் அதாவது அவரை வந்து சிக்ரெட் வாங்க வைக்கிற டீ வாங்கிட்டு வா சாப்பாடு வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர் மாதிரி நடிகர் மாதிரி வந்து அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு வந்தான் இவருக்கு வந்து இந்த சிக்ரெட்டை கண்டாலே வந்து இரிட்டேட் ஆகிட்டு வருது இந்த சிகரெட்னால வந்து இவருக்கு வந்து பிடிக்காதான் அப்படி இரிட்டேட் ஆகிடுது இப்படி கஷ்டங்களை தாண்டி தான் வந்து நான் இதுக்காக வந்தேன் நான் டீ பிஸ்கெட் வாங்குறதுக்காக நான் சிக்ரெட் வாங்கி வந்தேன் நான் சிக்ரெட் பிடிக்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன் வீட்டை விட்டு வந்தேன் சொல்லி ஒரு நிறைய பேர் கோவப்படுறாரு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க நடிகர் நடிகர்கள் அடுத்து வந்து அதேமாரி டேரக்டர் டேரக்டர்மாரோட சாப்பிட உட்காந்தா அவங்க வந்து முறைச்சி பார்ப்பாங்களாம் அதுக்கப்புறம் கேட்பாங்களாம் நீ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒன்னெல்லாம் யார் இவரது எங்களோட சாப்பிட விட்டேன்னு சொல்லி அவங்க வந்து இவரை வந்து ஒரு மன ரீதியில் வந்து தாக்கக்கூடிய விஷயத்தில் வந்து கதப்பாங்களாம் இப்படி நிறைய அவமானங்களை சந்தித்ததுக்கு பிறகு வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது அதாவது ஒரு சின்ன சீரியலில் வந்து ஒரு கேரக்டராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவர் வந்து அது வந்து நடிச்சு நல்ல கைதட்டலாம் வந்து வாங்குறாரு அதுக்கப்புறம் வந்து இடிவியில் e வந்து இவருக்கு ஒரு சீரியலில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் நடிக்கிறாரு இப்படி ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்து சீரியலில் தான் வந்து நடிச்சுட்டு வராரு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அவருக்கு ஒரு பட வாய்ப்பு ஒன்று கிடைக்குது அந்த பட வாய்ப்பில் நடிக்கும் போது தான் வந்து தன்னுடைய காதலி ராதிகா வந்து காதலிப்பதில் காதலிப்பதற்கு முன் வந்து காண்றாரு அதுக்கப்புறம் வந்து அவங்கள பார்த்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்தில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படியே வந்து அவங்களோட லைஃப்பும் ஒட்டி இருக்குது அவருடைய படம் அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய படங்களில் வந்து அவர் நடித்து கொண்டு வராரு அதுக்கு பிறகு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் இடிக்கையோட என்ன ரெஸ்பெக்ட் கிடைச்சிச்சோ அதேமாரி வந்து இந்த கர்நாடகா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே இருக்கிட்ட வந்து அதே ரெஸ்பெக்ட் தான் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து மீடியாக்களில் அதே போல் அவரும் ஒரு நோக்கம் கொண்டு வைக்கிறாரு இந்த கர்நாடகா இண்டஸ்ட்ரியை வந்து இந்த இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் மாற்றுவோம் சொல்லி அவர் ஒரு மனசில் வந்து நம்பிக்கை ஒன்று வைக்கிறார் அதுக்கப்புறம் இவர் ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரியாது அதாவது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு தள்ளூர் கிராமத்தில் வந்து மக்கள் நீர் இல்லாமல் வந்து நிறையவே கஷ்டப்பட்டிருந்தாங்க அங்கே உள்ள ஏரி வந்து பத்தி போயிருச்சு ஸோ அந்த ஏரியை வந்து சீர் சீரமைப்பு செஞ்சு இதனூடாக மக்களுக்கு வந்து நீரை கொண்டு சேர்க்கொண்டு செல்ல அவரு அவரும் அவருடைய மனைவி நினைக்கிறாங்க இதற்காக வந்து தங்களுடைய பக்கெட்லியுடைய நாலு கோடி பணத்தை செலவிட்டு மக்களுக்கு வந்து நீர் எடுத்து கொடுக்குறாங்க இது வந்து முழுக்க முழுக்க மக்களுக்காக வேண்டி அவர் உதவி செய்கிறாரு இப்படியான உதவியில் செய்யும்போது இப்படியான பெரிய பெரிய உதவிகள் செயல்கள் செய்யும்போது இந்த உலகமும் எமக்கு கை கொடுக்கும் எந்த ஒரு வகையில் சரி உலகம் கை கொடுக்கும் அப்படித்தான் இந்த யாசுக்கு வந்து கேஜிஎஃப் வாழ்க்கை வந்து அமையுது அதுக்கு பிறகுதான் வந்து இவர் கேஜிஎஃப் படத்தில் நடிக்கிறாரு அதோடைய அவருடைய டோட்டல் லைஃப் மாறுது என்னை எதிர்த்தவன் எவனும் இந்த டைமில் தான் வந்து அவர் அப்பாட்ட பாரு அப்பா நான் வந்து நான் சென்ன மாதிரி ஹீரோ ஆகிட்டேன் நீங்கள் என்னோட வாங்க உங்களோட கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு வாங்கிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அவர் அப்பா சில கருத்து இருக்கித்தானே அந்த கருத்து வந்து உலகத்திலேயே வந்து யாராலையுமே செல்ல செல்ல முடியாத ஒரு கருத்து ஏன்னா இவ்வளோ படங்கள் தன்னோட மகன்ட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் அப்பா சின்ன கருத்து என்னன்னா நான் உன்னுடைய கெரியரில் தலையிட்டேனா நீ கேட்ட உடனே நான் உன்னை அனுப்பினேன் அதே மாதிரி நீ என்னுடைய கெரியரில் தலையிடாத அதாவது வந்து அவர் அவ்வளோ பெரிய கெரியரில் இருக்கல அதாவது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிரைவர் தலைவராக இருந்திருக்கிறாரு அதுக்கு என்ன சொல்லலாம்னா என்ன நம்பி எத்தனையோ மக்கள் இருக்காங்க நான் டைமுக்கு இயங்கக்கூடிய மாதிரி வேற யாரும் இயங்க மாட்டாங்க அந்த மக்களுடைய இதெல்லாம் நான் தான் செய்யணும் ஸோ எனக்கு பென்ஷன் கிடைக்கும் பிறகு நான் என்னுடைய ஜொப்பை விட்டுட்டு வாரதா இல்லைன்னு சொல்கிறாங்க அதேமாரி கூட என்ன செய்து அவருக்கு பென்ஷன் கிடைக்கிது அதேமாரி அவருடைய மகனோட வந்து இவர் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து யாஸ் சென்ன மாதிரி இந்த கன்னடா சினிமாவை வந்து உலக அளவில் வந்து ஃபேமஸ் ஆகும் சென்னார் ஸோ அதுக்கு ஏற்ற வகையில் தான் வந்து இந்த கேஜிஎஃப் படத்தை எடுத்திருந்தாங்க இந்த கேஜிஎஃப் படம் வெளியாகின்ற வேலையில் யார் இந்த கன்னட சினிமாலாம் பார்க்க போகிறா ஸோ யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சென்று தெரிஞ்சாங்க ஆனால் இதெல்லாம் தான் இந்த கேஜிஎஃப் வெற்றி அடையுது இந்த கேஜிஎஃப் வெற்றிக்கு அப்புறம் எல்லாமே மாறிப்போகுது Thank சரி மக்களே ஏன் இந்த வீடியோ நாங்க பார்க்கணும் நான் தானே ஒரு ஐடில வேலை செய்யறேன் நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன் அதே மாதிரி எனக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருக்கு ஸோ நான் அந்த வீடியோ பாக்குறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமாங்க அதாவது இவருடைய வாழ்க்கையை வச்சு நமக்கு வந்து ஒரு பாடம் ஒன்று இருக்குது எப்படின்னா வந்து நம்மளுடைய கெரியரை வந்து நாங்கள் நிலைநாட்டணும்னு நினச்சோம்னா முன்னுக்கே வந்து நிறைய அவமானங்கள் நிறைய விரோதங்கள்லாம் வந்து நமக்கு ஏற்படும் ஸோ இந்த விரோதங்கள் இந்த அவமானங்கள் எல்லாம் தாண்டி நாங்கள் எங்களோட விடாமுயற்சியோடு நல்ல முறையில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முயற்சி செஞ்சோம்னா அதுக்கப்புறம் எமக்கு வெற்றி மேலே வெற்றி தான் கிடைக்கும் ஸோ நாங்கள் எதா இருந்தாலும் முயற்சி செய்வோம் நல்ல முறையில் முயற்சி செஞ்சால் எது அதுவும் எமக்கு நல்ல பலனாக அமையும் ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள்